வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்ம ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது விருச்சக மாத விருச்சக ராசிக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இதில் வந்து உங்கள் லக்கணத்திற்கான விருச்சக லக்கணத்திற்கான ராசிக்கான என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கணும் அப்படி சொன் அப்படி தெரிஞ்சிருந்தாரா இந்த பலன்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நம்ம ஏங்க தசாபுத்தி அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேருக்குமே இந்த இந்த கோச்சார பலன்கள் பொருந்தும் அப்படின்னா அனைவருக்குமே இதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துள்ளி கண்டிப்பாக இல்லை சரிங்களா உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற போல் இந்த கிரகங்கள் ஒரு இசைவாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் இருந்தாலும் நம்ம துல்லியமான பலன் சொல்ல முடியும் ஆனால் இப்போ ஓரளவு நம்ம பலன் சொல்லிக்கொள்ளலாம் சில எல்லாராலையுமே ஜோதிடரிடம் பார்த்து ஜாதகம் பலன் பார்க்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கிறவங்க இதை கேட்டு நீங்கள் தாராளமாக திருட்டு கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் பேர் பொருண்டும் இப்போ விருச்சக லக்கணத்தில் விருச்சக ராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் சட்டு சட்டுன்னு செய்கிறவங்க ஒரு பேச்சுங்கிறது வந்துட்டு யோசிக்க மாட்டாங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க நம்ம டக்குன்னு கொஞ்சம் வார்த்தையை விட்டுருவாங்க கொஞ்சம் அதீதமான வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளில் கடிய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு நீண்ட காலமாக இந்த ஏழரை சனியில் ஆரம்பித்தது அது இப்போ தான் ஓரளவு ரிலீவிங்கில் வந்துட்டுருக்காங்க ரொம்ப கடுமையான தாக்கமாக இருந்துச்சு அவங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு தாக்கம் மற்றவர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்ததில்லை இது வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க இருந்துச்சு ஆனால் அதை விட இவங்களுக்கு அதிகம் அப்படி இருப்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய தசை சூரிய புத்தி நடக்கிறாங்க சூரிய தசை சூரிய புத்தி நடந்துச்சுன்னா தொழில் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வரும் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு புதுசாக ஆரம்பிக்கலாம் இவங்களுக்கு இயல்புலேயே தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நல்லா இவங்க டெவலப்மெண்ட் இந்த இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக தொடங்கலாம் பார்ட்னர்ஷிப் வச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு செயல்படுங்க கையெழுத்து வாங்கிட்டு செயல்படுதுங்க ஒரு பேச்சுவார்த்தையில் செயல்படாதீங்க அடுத்தது வந்துட்டு கேரு டசு கேரு பற்றி கொஞ்சம் இந்த இந்த கடந்த காலங்களில் வந்த ஒரு விரக்தினால் இப்போயுமே ரொம்ப சோர்வாக இரடுத்தாலும் சோர்வாக இருக்கும் கால ஆயிடுவீங்க இயல்பாகவே கேரு டசை கேரு பற்றி நடக்கிறனால ஆன்மீக ரீதியான நம்பிக்கைகள் ஒரு பரிகாரங்கள் இல்லை வந்து பிரயாணங்கள் இயல்பாகவே அவங்க செஞ்சிகிட்டு இருப்பாங்க மனம் வந்து ஆண் கேதுன்னா என்னங்க எல்லாத்தையும் வெறுத்து எல்லாத்தையும் துறந்து ஒரு தனிமைக்கு சிலர் தான் கேது அது இவங்களுக்கு இயல்பிலேயே அது இவங்க ஒரு அமைதி நிலைக்கு சென்றுடுறாங்க அதெல்லாமே தடுத்து தவிர்த்துட்டு ஆக்டிவாக இருங்க அடுத்தது வந்து சந்திர தச சந்திர புத்தி சந்திர தச சந்திர புத்தினா உங்களுக்கு வந்து உண்டு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் வந்து எந்த ரச எந்த பாவத்துலேருந்து ரசா புத்தி நடக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பார்க்கணும் இந்த காலகட்டம் முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இல்லை இன்றைய இன்றைய நேரத்தில் நான் வந்து இப்போ பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து நீசமடைஞ்சிருக்குது நீசமடைஞ்சு சூரியனோட சேர்ந்துருக்கு அப்படி பார்த்தா ஒரு அமாவாசை இந்த மாதம் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அந்த தனிமை அந்த ஒரு முடிவு சரியாக எடுக்க முடியாத தன்மை அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது மற்ற உங்களால் முடியலன்னா மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு இருங்க அடுத்தது வந்து குருடசை குருபத்தி இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து குருடசை குருபத்தி யாருக்கெல்லாம் நடந்துச்சோ ஒரு சிறப்பான பலன்களே நடந்திருக்கும் சரிங்களா ஒரு பணம் ரீதியான ஒரு பேச்சு ரீதியான புகழ் ரீதியான சரிங்களா அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அடுத்த நவம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே மூன்றாம் பாவத்தில் சிறண்டு அதாவது உங்கள் முயற்சிக்கு இன்னமுமே வலு கூட்டுகிற மாதிரி உங்கள் முயற்சி கொண்டு நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து ஒரு பத்து சதவீதம் நாற்பது பர்சன்டேஜ் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி நவம்பர் ரெண்டாயிரக்கு மேலே குரு நீசம் அடைஞ்சு நீசபங்க ராஜயோகம் அடைக்கிறார் அது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல உயர்வான ஒரு நல்ல மதிப்புக்கு பொசிஷனுக்கு கூப்பிட்டு போகும் அடுத்து சனிடைசர் சனி புத்திங்க யாருக்கெல்லாம் சனிடைசர் சனி புத்தி நடக்குதோ இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான முயற்சி நீங்கள் எடுக்க ஆரம்பித்து விடணும் அதனால் தான் மூன்றில் சனி ஆட்சி ஆகியிருக்கிறார் சகோதரனால் ஆதாயம் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அதை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அடுத்தது செவ்வாய் டேஸை செவ்வாய் பார்த்திங்க பூர்வீகம் உங்களுக்கு ஸ்ட்ராங் இந்த தடவை பூர்வீகம் யாரெல்லாம் வாங்கணும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கிறேன் இந்த தடவை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா குழந்தைங்கள அதை படிக்க வைக்கணும் இது வரைக்கும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் செவ்வாய் டேஸை செவ்வாய் பற்றி இருக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அடுத்தது வந்து ஒரு ஹாபி புதுசாக நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்தில் கற்றுக்க தொடங்கலாம் அடுத்தது ராகு டச ராகு புத்தி ஒரு பார்ட்னரை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கிடாருங்க பார்ட்னர் வந்து நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு பண்ணலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆசை காட்டுவாங்க அதெல்லாம் யோசித்து பண்ணுங்க நிதானமாக இருங்க நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் கையை எதாவது கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா தொடங்குங்க பேச்சுவார்த்தையில் எதையுமே தொடங்காதீங்க பார்ட்னரால் ஒரு லாபம் இருந்தாலுமே கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அடுத்தது சுக்கர டச சுக்கர புத்திங்க யாருக்கெல்லாம் சுக்கரடு சுக்கரம் இந்த வாழ்க்கை துணையால் ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வாழ்க்கை துணையால் வந்து ஒரு பண இழப்பீடு அவங்களால் வந்து ஒரு பொருள் போயிட்டான திருப்பி வரும் அவங்களாலே அவங்களால ஒரு விரைய செலவும் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் சித்தப்பா வழி உறவு முனையிலேருந்து கவனமாக இருந்துக்குங்க சரிங்களா ஒரு பணம் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் போயிட்டு இருக்கிற மாதிரியும் முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செஞ்சுருங்க சிறப்பாக இருக்கும் புதன் தசை புதன் புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க இந்த காலகட்டம் சாதகம் சாதகமாக இல்லை முடிஞ்சால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபு புலன் புதன் பத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ பணம் வந்துட்டு ஒரு ஒரு பல்காக ஒரு நிறையா பணம் வருது ஆனால் நான் சேமிக்கவே முடியல ஏதாவது ஒரு வழியில் போயிட்டு இருக்க கடனை அதனால் புதன் தசை புதன் பற்றி முடியும்னா இல்லை கோச்சாரத்தில் புதன் வந்து வழி இந்த மாதம் முடிந்தோடனே டிசம்பர் மாதம் பயிற்சி ஆவார் அதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் மேலே சரிங்களா நன்றி ஓம் சே ஓம் வேறு சந்தேகம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்